வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை எடுத்த ஒருவர் நாம் வாசிக்க வேண்டுகிறேன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த வசனத்தின் வழியாக கத்தருக்கு முன்பாக நாம் என்கிற தலைப்பிலே உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் ஆவியானவராலே நடத்தப்பட்டிருக்கிறேன் இங்கே இருக்கிற அன்பு தகப்பன்மார்கள் சகோதரர்மார்கள் மூத்தவர்கள் இளையவர்கள் எல்லாருக்கும் எல்லாரையும் அவர்களுக்குரிய கனத்தை அவர்களுக்கு கொடுத்து நான் இந்த ஸ்தலத்திலே இந்த நேரத்திலே தேவன் தந்தை இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிற அந்த சிந்தையோடு மாத்திரமே நிற்கிறேன் தயவாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள அதை அங்கீகரித்து கொள்ள நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் பிரைஸ் லார்ட் உங்களை காட்டிலும் சிறந்தவன் என்றோ மூத்தவன் என்றோ அனுபவசாலி என்றோ அல்ல உங்களில் ஒருவனாக இந்த இடத்திலே இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார் என்கிற அந்த சிந்தையோடு நான் தாழ்மையாய் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக அலையலூயா நம்ம எல்லாருக்கும் நிறைய நேரம் இருக்கிற பிரச்சனைகள் விசுவாசிகளுக்கு நாம் சொல்கிறது விசுவாசிகளை நடத்துறது விசுவாசிகளை உற்சாகப்படுத்துறது இது எல்லாம் நம்ம செஞ்சுருவோம் ஆனால் நமக்கு அதை செய்கிறதுக்கு மட்டும்தான் நிறைய நேரம் அது இயலாததாய் காணப்படும் அலை லூயா உங்களில் எனக்கு பெரும்பான்மையானவர்களை எனக்கு யாரென்றே தெரியாது நான் அறியாதவன் இந்த மாவட்டத்திற்கு நான் புதிதல்ல ஆனால் உங்களில் அநேகருக்கு நான் புதியவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற அடிப்படையிலே இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் கூடுகையில் தேவன் உங்கள் மத்தியில் தேவன் நிறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் நான் நம்பியிருக்கிறேன் லூயா வேறு எதுவுமே இல்லை ஸோ கொஞ்ச நேரம் எலாபரேட்டாக கொஞ்சம் உங்கள் மனசையெல்லாம் திறந்து நாம் யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுட்டு தேவ சமூகத்தில் தேவன் நம்மளை ஒரு நோக்கத்திற்காக கொண்டு வந்திருக்கிறார் என்கிற அந்த ஒரு சிந்தையோடு மட்டும் கொஞ்ச நேரம் என் வழியாய் கர்த்தர் பேச போகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்பதை தாழ்மையாய் அன்பாய் உங்களுக்கு முன் நான் சமர்ப்பித்து கொள்ள விரும்புகிறேன் என் அன்பு தேவனுடைய ஊழியர்களே கத்தருக்கு முன்பாக கத்தர் நமக்கு செய்திருக்கிற ஒரு சிறப்பான காரியத்தை உங்களுக்கு இந்த வசனத்தின் வழியாக காண்பிச்சுட்டு அதற்குள்ள தேவன் நடத்துகிற சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு கடந்து போக விரும்புகிறேன் நம்ம எல்லாரும் ஊழியக்காரங்க தான் அதனால் இந்த வசனம் தெரியாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எல்லாருக்கும் தெரியும் தான் ஆனால் இன்றைக்கு தேவன் எந்த நோக்கத்தில் எந்த அடிப்படையில் எந்த முகாந்தரத்தில் இந்த வார்த்தைகளை எப்படி காண்பித்து தர விரும்புகிறாரோ அப்படி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் விசாலமாக இருக்கும்படியாய் நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அந்த வார்த்தைகளை நம்ம எல்லாரும் கவனிக்கலாம் பாஸ்டர் படிங்க மீண்டும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமே இந்த வசனத்தை அப்படியே கேத்தலிக் பைபிளில் திருவிவிலியத்தில் இது எப்படி எழுதப்பட்டிருக்குதுங்கிறத நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் கவனித்து கேளுங்க ஆட்சி உரிமை பெற்றவர்களாக கவனிக்கிறேன் எல்லாரும் ஆட்சி உரிமை பெற்றவர்களாக அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார் அவருக்கு மாட்சிமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன ஆமேன் என்று எழுதியிருக்கிறது ஆட்சி உரிமை பெற்றவர்களாக அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கும்படி நாம் அல்ல நம்மை அவரே ஏற்படுத்தி இருக்கிறார் வேதம் சொல்லுகிறபடி தானாய் ஒருவனும் இந்த ஊழியத்திலே ஏற்படுத்தப்பட முடியாது தேவனே ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கத்தருக்கு முன்பாக நமக்கு ஒரு ஆட்சி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அவருக்கு ஊழியம் செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக இந்த இந்த விஷயத்தில் இந்த டைட்டிலில் கர்த்தருக்கு முன்பாக ஆட்சி உரிமை பெற்றிருக்கிற அல்லது ஆசாரியனாக குருவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தருக்கு முன்பாக அநேக ஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே ஒன்றை தேவ மனிதனாகிய எளியாவை மையமாய் வைத்து உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க நான் ஆவியானவராலே நடத்தப்பட்டிருக்கிறேன் என்னோடு சேர்ந்து ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தை திருப்பி கொண்டு அங்கே சில வசனங்களை நீங்கள் கவனிக்க நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றேன் முதலாம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனம் கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எளியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் இதே போல இன்னொரு அறிக்கையை பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் இவரை போலவே இவரால் இவருக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டிருந்த எலிசாவும் இதே அறிக்கையை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் இதற்கு ஒப்பாக அநேக தேவனுடைய மனிதர்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே தேவனுக்கு முன்பாக அல்லது கத்தருக்கு முன்பாக நாம் செய்கிற செய்ய வேண்டிய அநேக விஷயங்கள் இருக்கிறது அதிலே ஒன்றை இந்த இந்த மனுஷனை மையமாய் வைத்து நான் உங்களுக்கு சொல்லுவதாக ஏற்கனவே சொன்னேன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் தேவனுடைய மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று இங்கே எளியா தன்னை அடையாளப்படுத்துகிறார் அல்லது தன்னை அட்ரஸ் படுத்துகிறார் அல்லது தன்னுடைய முகவரியை இந்த அந்த அந்த நாட்களிலே உலகத்தின் ஆளுகைக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த ராஜாவுக்கு முன்பதாக காட்டி கொடுக்கின்றார் இன்றைக்கு தேவனுடைய மனிதர்களாயிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்தை பல்வேறு விதங்களிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய நாமத்தை பல விதங்களிலே மகிமைப்படுத்துகிற நாம் ஒவ்வொருவரும் நம்மை அட்ரஸ் படுத்துவதற்கு தேவன் காட்டி தருகிற ஒரு குறிப்பாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு முன்னே கொஞ்சம் அழுத்தமாக இதை வைக்க நான் ஆவிக்குள்ளாக நடத்தப்பட்டிருக்கிறேன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் என்கிற ஒன்று நமக்கு அடையாளமாக மாற வேண்டும் அல்லது நமக்கு முகவரியாக இது மாற வேண்டும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை ஒரு ஊழியத்தை செய்கிற மனிதன் என்கிற அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் அநேக விதமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம் பல விதங்களிலே நாம் அவைகளை சந்தித்து வருகிறோம் சந்திக்க இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஊழியத்தை தேவனுடைய நாமத்தை இந்த உலகத்திலே மகிமைப்படுத்த தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாம் நடத்தப்படுகிற நாம் எந்த அடிப்படையிலே நம்மை காட்ட வேண்டும் அல்லது எந்த அடிப்படையிலே நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற நிலைமையை ஏனோ மறந்து போனவர்களாக அல்லது அதை தள்ளிவிட்டவர்களாக அல்லது அதை கருத்தில் கொள்ளாதவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது பொய் அல்ல என்பதை நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்கிற இந்த ஒரு தாற்பரியம் அல்லது இந்த ஒரு அட்ரஸ் அல்லது இந்த ஒரு அடையாளம் அல்லது இந்த ஒரு அறிக்கை அல்லது இந்த ஒரு ஒரு நிலைமை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்குள்ளே தான் கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல விரும்புகிறார் சொல்லிக்கலாம் கத்தரோடு நடக்கிறேன் கத்தரோடு நிற்கிறேன் கத்தரோடு இருக்கிறேன் என்று ஒருவேளை சாதாரணமாக சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் அதனுடைய கிரயம் ஒன்று இருக்கிறது என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம் அந்த கிரயத்தை செலுத்தாத ஒரு மனிதன் அப்படி தன்னை ஒருபோதும் அட்ரஸ் பண்ணிக்கொள்ள முடியாது என்பதை ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார் என் அன்பு தேவனுடைய ஊழியர்களே தேவனுக்கு முன் நிற்கிற நான் என்கிற இந்த வார்த்தையை நிறைய நேரம் நிறைய பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா எளியாவுக்குள்ள அப்படி ஒரு பெருமை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் அந்த வார்த்தைகளை அறிந்திருப்போம் என்று நான் நினைக்கின்றேன் நிறைய பேர் சத்தியத்தை பல விதங்களிலே பகுத்து போதிக்கிற நிறைய பேர் கூட எளியாவுக்குள்ள அப்படி ஒரு பெருமை இருந்துச்சு அதனால தான் கர்த்தர் அந்த பெருமைக்கு தண்டனையாக அடிச்சாரு அதனால தான் அதுக்கு பிறகு எளியா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாரு மரணத்தை விரும்பினார் என்றெல்லாம் வேறு விதமாய் இதற்கு விளக்கம் கொடுக்கிற பிரசங்கங்களை நானும் கேட்டிருக்கிறேன் நானும் அறிந்திருக்கிறேன் எனக்கு தெரிய எனக்கு தெரிய ஆவியானவராலே நான் நடத்தப்பட்டிருக்கிறபடி கற்றுக்கொண்டிருக்கிறபடி பார்ப்போம் என்று சொன்னால் பார்த்தேன் என்று சொன்னால் இது எளியாவுக்கு ஏற்பட்ட பெருமை அல்ல எளியாவுக்கு இருந்த அனுபவம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் இது அனுபவம் எளியா அல்ல எளியா எளியா மாத்திரம் அல்ல எளியாவை போல எலிசா சொல்லி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் மோசே சொல்லி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இன்னும் அநேக வேத மனிதர்களுக்கு தேவ மனிதர்களுக்கு தேவனே பரிசுத்த ஆவியானவரே அப்படி சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இது பெருமையின் வார்த்தை அல்ல இது வாழ்வின் அனுபவத்தை சார்ந்த ஒன்று என்பதை ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறார் ஒருவேளை இது பெருமையாய் அவர் சொல்லி இருந்திருந்தாலும் ஒருவேளை ஒருவேளை ஒருவேளை நான் சொல்றது அப்படி அல்ல ஒருவேளை ஒருவேளை எளியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பெருமையாக சொல்லப்பட்டதா சில பேர் சொல்லலாம் சொல்ல சொல்லுகிறதா இருக்கிறபடியினால நான் சொல்றேன் அப்படி ஒரு வேளை அவர் பெருமையாய் சொல்லி இருந்திருந்தா கூட அதில் தவறொன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என் அன்பு தேவனுடைய ஊழியர்களே ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுக்கும் ஒவ்வொரு தேவனுடைய மனிதன் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த இந்த அனுபவம் தாங்க இந்த விஷயம் தாங்க மகுடமாக இருக்க வேண்டும் இந்த விஷயம் தாங்க பெருமைக்குரியதாக சாட்சிக்கு ஏதுவாக தேவனுக்கு முன்னும் மனுஷனுக்கு முன்னும் அறிக்கை செய்வதற்கு உண்மையான வார்த்தையாக இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை தடுமாற்றம் இல்லை அது அப்சல்யூட்லி கரெக்ட் என்று நான் ஆவிக்குள்ளாக உணர்ந்து சொல்ல முடிகிறது எனக்கு உங்களுக்கு பின்னணி ஆயிரம் இருக்கலாம் உங்களுடைய ஊழியத்தை பற்றி ஆயிரம் மேன்மையான விஷயங்கள் இருக்கலாம் நீங்கள் சொல்லக்கூடியதாகவோ உங்களை குறித்து மற்றவர்கள் சொல்லக்கூடியதாகவோ ஸ்தாபனங்கள் சொல்லக்கூடியதாகவோ விசுவாசிகள் சொல்லக்கூடியதாகவோ இருக்கலாம் ஆனால் வேதத்திலே ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறபடி ஆவியானவர் காட்டியிருக்கிறபடி இப்படிப்பட்ட சாட்சிக்கு நிகராக வேற என்ன இருக்க முடியும் என்பதை நான் உங்கள் முன்னே கேள்வியாக விட்டு போக விரும்புகிறேன் தேவனுக்கு முன் நிற்கிற நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக நான் பேசணும்னு ஆவிக்குள்ளாக விரும்புகிறேன் போன பீரியடில் ஆட்சி செஞ்ச அம்மையாரும் உங்களுக்கு தெரியும் அவங்க மறிக்கிறதற்கு கொஞ்சம் முன்னதாக இந்த மக்களிடத்தில் பிரபல்யமான வார்த்தையாக ஒன்றை விட்டுட்டு போனாங்க அவங்க செத்த பிறகும் அது பேசப்பட்டுச்சு அவங்க அடக்கத்திலும் அது பேசப்பட்டுச்சு என்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் அரசியல் பேச இங்கே வரல ஜஸ்ட் ஒரு ரிமைனிங் உங்களுக்காக நான் உங்களுக்காகவே நான் எனக்கு தெரியலீங்க மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் அப்படியா இப்போ மூணாவது தடவையாக சொல்கிறாரு சரியா இது சரியா இதுதான் சரியா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் நான் உங்களை பார்த்து கேட்குறேன் பல கோடி பேர் பல லட்சம் பேர் வச்சுக்கிங்களேன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களில் கூட இந்தியாவில் இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல உலகத்தில் பல தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களும் கூட என்னமோ தெரியலீங்க அந்த வார்த்தையில் அட்ராக்ட் ஆகியிருந்தாங்க அது அவங்கள பிடிச்சு அவங்களுக்கு அந்த வார்த்தை பிடிச்சிருந்தது அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த அம்மா சொன்ன அந்த அந்த வார்த்தை அந்த டைலாக் அல்லது அந்த கான்செப்ட் அல்லது ஏதோ ஒன்று வச்சுக்கிங்களேன் அது என்னமோ தெரியல பல லட்சம் பேரை என்ன செஞ்சதுன்னா அது கவர்ந்துச்சு உங்களால் தான் நான் உங்களுக்காகத்தான் நான் மக்களால் தான் நான் நிற்கிறேன் முதல்வரா அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது அது இப்போ தெரிய வேண்டிய அவசியம் இல்லை மக்களால் தான் நான் இருக்கிறேன் மக்களுக்காகவே நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க ஒரு உலகத்தை ஆளுகிற ஒரு மாநிலத்தை ஆண்ட ஒரு மாநிலத்தில் ஏற்பட்டிருந்த ஒரு ஒரு முதல்வர் இப்படிப்பட்ட அறிக்கையில் பல லட்சம் உள்ளங்களை கொள்ளை கொண்டிருந்திருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு தேவ மனிதனாய் தேவ ஊழியக்காரனாய் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் உருவாகணும் உங்களுக்கு எனக்கு ஒரு கான்செப்ட் உருவாகணும் தேவனால் நான் தேவனுக்காக நான் இதை தவிர வேற எதுவும் இருக்கேன் உலக ஆட்சியை மக்கள் ஆட்சியை மக்கள் தந்தபடியினால மக்களால் நான் மக்களுக்காக நான் அந்த அம்மா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தேவ ராட்சிய பணியை தேவனால ஏற்படுத்தப்பட்டவர்களாய் தேவனால் தரப்பட்டவர்களாய் அந்த இடத்திற்கு வந்திருக்கிற நானும் நீங்களும் ஒன்றை மட்டும்தான் பிரதானமாக நினைக்கணும் தேவனுக்காக நான் நீங்க ஒரு சபைக்காக ஒரு கூட்டத்திற்காக ஒரு கொஞ்சம் மக்களுக்காக அல்லது ஏதோ கொஞ்ச காலத்திற்காக அல்ல நீங்க செய்யக்கூடிய வேலை நீங்க செய்யக்கூடிய ஊழியம் நீங்க செய்யக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த கூட்டத்திற்குள்ள அந்த ஜனத்திற்குள்ள அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்களும் நானும் ஒருவருக்காக மட்டும்தான் ஏற்படுத்தப்பட்டிருந்தோம் அவர்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருக்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டோம் ஒரு இடத்திற்காக ஒரு மதத்திற்காக ஒரு கூட்டத்திற்காக ஒரு குறிப்பிட்ட பாஷைக்காரருக்காக ஒரு ஜாதியாருக்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வாழ்கிற ஒரு சிறு கூட்டத்திற்காக அல்ல நாம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம் தேவனுக்காக மட்டும்தான் அல்ல லூயா பயன்படுத்தி கொள்றவர் அவருங்க ஆயிரங்கள் பேசுனா ஆயிரங்கள் ரட்சிக்கப்படுவாங்க பேதர் மூலமாக அவரையும் அவர் தான் ஏற்படுத்தினார் இந்த அவருடைய சகோதரன் ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் அந்திரேயான்னு இவர் எங்கேயும் திரள் கூட்டமான பேர் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்ததா வேதாகமத்தில் எந்த குறிப்பும் கொடுக்கப்படலை அவர் ஆண்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளாத்தான் கூட்டிகிட்டு வர்றார் ஒத்த ஒத்த ஆளாக கூட்டிகிட்டு வர அந்திரேயாவையும் அவர் தான் ஏற்படுத்துகிறாரு பேசினாவே ஆயிரங்கள் மனம் திரும்புவாங்க அவரையும் கத்தர் தான் ஏற்படுத்தினார் அந்திரேயாவுக்கும் அவர் தான் தேவன் அவங்க அவருடைய சகோதரனாகிய பேதருவுக்கும் அவர்தான் தேவன் இந்த ஊழியத்தை அவனுக்கு கொடுத்தவரும் அவர்தான் அந்த ஊழியத்தை அவனுக்கு கொடுத்தவரும் அவர் தான் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கங்க எத்தனை பேரை நம்ம வச்சிருக்கிறோம் எவ்வளோ பெரிய சபை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் எவ்வளோ பெரிய தரிசனம் நமக்கு இருக்குது எத்தனை பெரிய கூட்டத்தை ஆதாயப்படுத்தி இருக்கிறோம் இதையை வச்சு இதையை வச்சு நாளைக்கு நமக்கு பரலோகமோ இதையை வச்சு நமக்கு ஊழியமோ கொடுக்கப்படவே இல்லை கொடுக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் தான் இருக்கிறது அது அவருக்காக அது தேவனுக்காக அது தேவனுக்கு ஆக இங்க அப்போஸ்தனாகிய பவுல் குறிப்பிடுகிற அந்த எத்தனையோ தாற்பயமான வார்த்தைகளை முன்னிட்டு பழைய ஏற்பாட்டில் எளியா அழுத்தமாய் சொல்லுகிறார் தேவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் கர்த்தருக்கு முன்பா நம்ம செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கர்த்தருடைய முன்பு கர்த்தருக்கு முன்பாக அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஊழியக்காரங்களா தேவ பிரசன்னா தேவனுக்கு முன் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துது தேவ பிரசனத்தை கொண்டு வருகிற வேலையை செய்யத்தான் நம்மளை கர்த்தர் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார்னா ஏற்படுத்தி இருக்கிறார் தேவனை கொண்டு வர தேவ பிரசனத்தை கொண்டு வர தேவ பிரசனத்திற்குள்ளிருந்து புறப்பட்டு போகிற தேவ பிரசனத்தோடு புறப்பட்டு போகிற தேவ பிரசனத்திற்குள் அநேகரை கொண்டு வருகிற வேலையை செய்யறதுக்கு தான் அந்த வேலையை செய்யறதுக்கு தான் நமக்கு ஊழியம் அப்படிங்கிற பேரில் நம்மளை எல்லாரையும் கத்தர் என்ன செஞ்சிருக்கிறார் ஏற்படுத்தி இருக்கிறார் என் அன்பு தேவனுடைய ஊழியர்களே தேவனுக்கு முன் நிற்கிற என்று சொல்லுகிற அந்த அனுபவம் எப்பவுமே தேவ பிரசன்னத்தில் நிற்கிற மனிதனாய் நாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே எளியா வழியாக தேவன் நமக்கு திட்டமாய் காண்பிக்கிறார் தேவ பிரசன்னத்தில் நிற்கிறவன் தேவனுடைய மனிதன் தேவ பிரசனத்தில் நிற்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறவன் தேவனுடைய மனிதன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் புதிய ஏற்பாட்டில் லூக்கா சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் சகரியா என்கிற ஒரு ஆசாரியனை பற்றி வேதம் நமக்கு தெளிவாய் அடையாளப்படுத்தி காட்டுகிறது அவருக்கு நல்ல சாட்சிகள் இருந்ததை நம்ம அங்கே வாசிக்கிறோம் என்னோடு சேர்ந்து லூக்கா சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தை திருப்பிக் கொண்டு அங்கே சகரியாவுடைய அனுபவத்திலே சிலதை உங்களுக்கு முன் நான் வைத்துவிட்டு தொடர விரும்புகிறேன் கவனியுங்கள் ஒன்றாம் அதிகாரத்திலே நான்காவது வசனத்திற்கு கீழே நம்ம கவனிச்சுட்டு வரும்போது சகரியாவை பற்றி ஐந்தாம் வசனத்தில் ரொம்ப அழகா ஆவியானர் எழுதியிருக்கிறார் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பிலே சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான் பைபிளில் சில பேரை ஆண்டவர் நமக்கு காண்பிச்சு கொடுக்கும்போது ரொம்ப விசேஷப்படுத்தி ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக அட்ரஸ் பண்ணி தெளிவாக காட்டுவார் இங்கே இவனுடைய வகுப்பு சொல்லப்பட்டு இருக்கிறது ஆசாரிய வகுப்பில் இந்த மனுஷனுடைய ஆசாரிய கூட்டம் இவன் எந்த கோத்திரத்தில் எந்த வகுப்பில் எந்த குடும்ப பின்னணியில் வந்தவன் என்பதற்கு அங்கே ஆவியாளர் எழுதியிருக்கிறார் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பிலே வந்த ஒரு ஆசாரியன் சகரியா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆசாரிய வகுப்பில் இருபத்தி நான்கு வகுப்புகள் இருக்கிறது அந்த இருபத்தி நான்கு வகுப்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆசாரியர்கள் ஒவ்வொருவரும் ஏறக்குறைய இரண்டு வார கால ஊழியத்தை செஞ்சு இருபத்தி நான்கு வகுப்புகளை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஆசாரியர்கள் ஒரு வருஷம் முழுசு என்ன செய்வாங்கன்னா அன்றைக்கு எருசிலைமையிலே அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள் தேவ ஆலயத்திலே அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவார்கள் ஒருவேளை இருபத்தி நான்கு வகுப்பில் ஒவ்வொரு ஆசாரியனாக ஏற்படுத்தப்பட்டு ஏறக்குறைய இரண்டிலிருந்து மூன்று வாரம் வரைக்கும் அந்த ஊழியத்தை அவங்க நிறைவேற்ற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அந்த ஊழியத்தை எந்தெந்த காலங்களில் யார் யார் நிறைவேற்றணுமோ அவங்களுக்கு அன்றைக்கு இருந்த வழக்கத்தின்படி சீட்டு குலுக்கி போட்டு சீட்டு யார் பேரில் விழுகுதோ அந்த ஆசாரியன் தான் குறிப்பிட்ட அந்த டேர்மில் அந்த டைமில் அந்த காலத்தில் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவான் என்பதை பற்றி அங்கே நம்ம ரொம்ப அழகாக தெளிவாக ஆவியான் எழுதி வச்சிருக்கிறார் நமக்கு அது தெரியும் ஒருவேளை ஆசாரியன் தான் வகுப்புக்கு ஒவ்வொருத்தனா இருபத்தி நான்கு பேர் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் இருபத்தி நான்கு பேர் வகுப்புக்கு ஒவ்வொருத்தனாக ஏற்படுத்து ஏற்படுத்தப்பட்டு இருபத்தி நாலு பேர் ரெடி அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நாளில் ஊழியத்தை செய்ய இந்த இருபத்தி நாலு பேரில் யாரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரோ அவன் தான் அந்த குறிப்பிட்ட காலத்தில் என்ன செய்ய முடியும் ஊழியத்தை நிறைவேற்ற முடியும் அதுக்கு சீட்டு போடணும் அதுக்கு ஜபம் பண்ணி அதற்கு அந்த காலத்தில் இருந்த வழக்கத்தின்படி அதை ரொம்ப பயபக்தியாக தேவ நடத்துதலாக அதை செய்வாங்க அப்படின்னு அங்கே எழுதியிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சகரியா ஊழியத்தை நிறைவேற்ற அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் வேதம் காண்பிக்கிற அந்த காலத்தில் சீட்டு அன்னைக்கு சகரியா பேரில் விழுந்திருந்தது அந்த ஊழியத்தை நிறைவேற்ற போன போது தான் ஒரு விசேஷித்த வெளிப்பாடு தரிசனத்தை தூதன் வழியாக கத்தர் சகரியாவுக்கு தந்து அதற்கு பிறகு அந்த ஊழியத்தை எல்லாம் முடிச்சுட்டு இந்த மனுஷன் தன் வீட்டுக்கு போனான்னு எழுதியிருக்குது இதையெல்லாம் நம்ம எப்போ தெரியுமா படிப்போம் எல்லா தேவ மனுஷருடைய சாவில் படிப்போம் தன் ஊழிய நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு ஏன் பாஸ்டர்ஸ் பேச மாட்டேங்கிறீங்க நம்ம எல்லாரும் குறைய நானும் பார்த்துட்டேன் எந்த ஒரு இடத்துல தேவ மனிதர்கள் மறித்தாலும் அங்கே கண்டிப்பாக வருகிறதுல யாராவது ஒருத்தராவது இந்த வார்த்தையை கண்டிப்பாக அதை சொல்லுவாங்க தன் ஊழிய நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான் அப்படின்னு ஒருத்தராவது அங்கே சொல்லி கண்டிப்பாக ஒரு பாட்டிலேயோ ஒரு ஜபத்திலேயோ ஒரு பிரசங்கத்திலேயோ இந்த வார்த்தை வராமல் போகவே போகாது அதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் எனக்கு அன்பானவர்களே இது அந்த இடத்துல அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு சவத்தை வைத்திருக்கிற சூழ்நிலையில் ஒரு தேவ மனிதன் மறித்திருக்கிற அந்த இடத்துல நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் அல்ல நம் ஊழிய காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே நான் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய காலத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவனால் நான் தெரிந்தெடுக்கப்பட்டவனாய் தேவனால் அனுப்பப்படுகிறவனாய் தேவனால் அதை நிறைவேற்றுகிறவனாய் நான் இருக்கிறேனா என்பதை நினைத்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு முன் வைத்துவிட்டு நான் அடுத்த பகுதி பகுதிக்கு கடந்து போக விரும்புகிறேன் என் அன்பு தேவனுடைய ஊழியர்களே இருபத்தி நான்கு வகுப்புகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆசாரியர்கள் ரெடி என்று இருந்தாலும் கூட எந்த காலத்தில் யாரை அனுப்பி எந்த விதமான ஊழியத்தை எப்படி நிறைவேற்றணுங்கிறத முடிவு செய்கிறவர் கர்த்தர் முடிவு செய்கிறவர் கர்த்தர் ஆதி சபை மொத மொத ஆதி சபையாய் கூடுகிறதுக்கு முன்னாடியே சீசர்களாகிய கூட்டத்தில் நூற்றி இருபது பேர் வந்து அமர்ந்து காத்திருந்த இடத்தை அப்போஸ்தலர் பணிகள் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம் அந்த அந்த அந்த முதலாம் அதிகாரத்தில் கடைசியாக இயேசு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கிறார் என்னன்னா பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற நீங்கள் எல்லாரும் போய் எருசலேமில் காத்திருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ காத்திருக்கும்படியா அந்த கூட்டத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இடத்துல இருந்த சீசர்களில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் ஏறக்குறைய ஒரு நூற்றி இருபது பேர் இருந்த ஒரு கூட்டம் கூடி வந்து மேல் வீட்டில் காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே அப்போஸ் நாகி பேதரு ஒரு கரெக்ஷன் அங்கே ஏற்படுத்துகிறார் அங்கே பிதாவின் வாக்குதத்தை நிறைவேற காத்திருக்கிற இடத்துல ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா பனிரெண்டு பேராக கத்தர் தெரிஞ்சிருந்த எங்களில் ஒருத்தர் விட்டுட்டு போன இடத்திற்கு தாவிதனால் ஏற்கனவே கத்தர் சொல்லியிருந்தபடி ஒருத்தர் என்ன செய்யப்படணும்னா அப்பாயின்ட் செய்யப்பட வேண்டும் ஏற்படுத்தப்பட வேண்டும் யூதாஸ் விட்டு சென்ற இடம் கா கேப்பாக இருக்குது காலியாக இருக்குது அந்த இடம் நிறைவு செய்யப்பட வேண்டும் பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா அதற்கு முந்தி ஒரு காரியம் நடக்கணும் அந்த இடம் அந்த கேப் அந்த அந்த அந்த அந்த அந்த அந்த ஒரு இடைவெளி அடைக்கப்படணும் அதற்கு ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை பேதிரு வைக்கும் போது ரெடி அப்படிங்கிற கண்டிஷனில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க தேவை தேவை ஒரு ஆள் இருப்பதோ ரெண்டு பேர் நான் உங்களுக்கு சொல்கிறது விளங்கும் என்று நான் நினைக்கின்றேன் தேவை ஒன்று தான் ஆனால் இருப்பது இதுல என்ன தெரியுமா பிரச்சனை இதுல யாருமே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை இருந்தாங்கன்னா தான் பிரச்சனை தேவையானவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதான் பிரச்சனை யாரை பயன்படுத்துறது யாரை நம்ம எல்லாருக்கும் சபையில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க யாரை மேடையில் நிற்க வைக்கலாம் யாரை எனக்கு மட்டும் பிரச்சனையே உங்களுக்கு இருக்குதா சபையில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஊழி உங்கள் சபையில் உங்கள் சபையில் நீங்கள் ஒருத்தரை பயன்படுத்தணும்னா எத்தனை பிரச்சனை நமக்கு இருக்குது முன்னாண்டி யாரை நம்ம எல்லாரும் செய்கிற ஒரு பெரும்பான்மையான தப்பு இருக்குதுங்க சீனியாரிட்டி வச்சு முடிவு பண்ணிடுவோம் எத்தனை வருஷம் அவங்க சபையில் இருக்கிறாங்க இல்லைன்னா குவாலிட்டி வச்சு அவங்களுக்கு இருக்கிற தகுதி வச்சு முடிவு பண்ணிடுவோம் நாம் நம் நம்மள நம்ம நம்ம நிறைய நேரம் நம்ம செய்கிற தப்பை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நிறைய நேரம் நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாட்டியும் இதுதான் உண்மை அது உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் நிறைய நேரம் நம்ம தேவன் அங்கே அவனை நிறுத்த அனுமதிக்கிறாரா அப்படின்னு யோசிக்கவே இல்லை அப்படி யோசிக்கவே இல்லை அப்படி நம்ம யோசிக்கவே மாட்டோம் எந்த அடிப்படையில் நமக்கு அவங்கள பிடிச்சிருக்குதோ எந்த அடிப்படையில் நமக்கு அவங்களுக்கு அங்கீகாரத்தை தர முடியுதோ அந்த அடிப்படையில் தான் ஒருத்தர் முன்னுக்கு கொண்டு வரதும் ஒருத்தர் பின்னுக்கு தள்ளுறது நம்மக்கிட்ட ஆதையிலிருந்து என்னமோ தெரியல இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பாஸ்டர் அருள் சாமியலுக்கு மாப்பிள்ளை மச்சன்ன அப்படிங்கிறதுனால நான் இங்கே நிற்கல நான் நிறைவேற்ற வந்த ஊழியம் வேறு நாகர்கோயிலை நான் நிறைவேற்றணும் இன்றைக்கு மாலையிலிருந்து அடுத்து வருகிற வியாழக்கிழமை வரைக்கும் நான் அங்கே ஊழியத்தை நிறைவேற்றணும் அதற்கு தான் நான் புக்காக இருந்தேன் நான் போகிற ஆண்டி வேலை இங்கே விசிட் பண்ணி எங்கள் அத்தையை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் இருந்துச்சு நல்லா கேட்டு கேட்டுக்கோங்க அவருக்கே தெரியாது இப்படி இந்த மாதம் இங்கே இந்த மீட்டிங் நடக்கும் இங்கே வந்து என்னை தான் கூப்பிடணும் அவருக்கே தெரியாது இதெல்லாம் தற்செயலாக நடந்தது மாதிரி ஏதேச்சியாக நடந்த மாதிரி அப்படி அப்படியே எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் நின்றுட்டுருக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைங்க தேவைக்கு அதிகமானவங்க இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வரும் யாரை விடுறது யாரைய எடுக்கிறது பல விண்ணப்பங்கள் கையில் வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் கொஞ்ச நேரம் ஒவ்வொன்றா சொல்லி முறையாக ஜப விண்ணப்பம் நடத்திக்கிட்டே இருப்போம் பாஸ்டிங் ப்ரேயர்லேயோ ஆல் நைட் ப்ரேயர்லேயோ ஏதோ ஒரு காரியத்தில் அது கரெக்டாக போயிட்டுருக்கோம் டைம் இருக்கிற வரைக்கும் கரெக்டாக போ டைம் இல்லைங்கும் போது பார்த்தீங்கன்னா மற்ற ஜப விண்ணப்பத்தையெல்லாம் துதி அறிக்கையை மாற்றிடுவோம் எத்தனை நான் சொல்கிறது புரியுது பத்து விண்ணப்பத்தை வச்சுட்டு நிற்கிறேன்னு வச்சுக்கிங்களேன் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு அஞ்சு நிமிஷம்னா பத்து விண்ணப்பத்துக்கு ஐம்பது நிமிஷம் ஆகணும் ஆகணும் ஆகும் ஆகணும் ஒருத்தர் ஆவியின் உற்சாகத்தில் மிகுதியில் அஞ்சு நிமிஷம் பண்ண வேண்டிய விண்ணப்பத்துக்கு பத்து நிமிஷமும் பதினஞ்சு நிமிஷமும் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் பத்து விண்ணப்பம் அஞ்சு விண்ணப்பம் என்ன செஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இங்கே ப்ரேயர் நடத்துறவர் தான் முடிவு பண்ணுவார் எந்த விண்ணப்பத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் எந்த விண்ணப்பத்தை நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி தெரியல நானும் பல்லடத்தில் இருக்கிற ஒரு பாஸ்டர் ஐக்கியத்தினுடைய செக்ரட்டரியாக தான் இருக்கிறேன் மாதந்தோறும் நாங்கள் சந்திக்கிற பிரச்சனை தான் சொல்கிறேன் இங்கே நூற்றம்பது பேர் வருவாங்கட்டு அதில் பாதிதாக இருக்கிறதா பாஸ்டர் அருள் சாமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் உண்மையாகவே ஒவ்வொரு மாதம் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு பேர் கூடுகிற ஒரு ஒரு ஃபெடரேஷனுடைய செக்ரட்டரியாக நான் சொல்கிறேன் சந்திக்கிற பிரச்சனைகளை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நான் சந்திக்காதோன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை இதுதான் ஆதியிலையும் பிரச்சனையாக இருந்துச்சு தேவை ஒன்று இருப்பதோ ரெண்டு யாரை ஏற்றுக்கொள்வது யாரை அவங்களுக்கு தான் ஒரு வழக்கம் இருந்துச்சு ஜெபம் பண்ணி சீட்டை குலுக்கி போட்டாங்க சீட்டு எனக்கு யாருக்கு விழுந்துச்சு என்ன விழுந்துச்சு இதெல்லாம் நமக்கு தெரியும் தான் பாஸ்டர்ஸ் தானே எல்லாம் உங்களுக்கு தெரியும் தான் இப்போ நான் சொல்ல வர்றது என்ன தெரியுங்களா அந்த சீட்டு விழுந்தவனுக்கு இது நல்ல செய்தி சீட்டு விழுகாதவனுக்கு அவனை சார்ந்த கூட்டம் கண்டிப்பாக சபைன்னு இருந்துச்சுன்னா அதில் ஒருத்தனை தழுவி கடைசிக்கு ஒருத்தனாவது இருப்பான் பாஸ்டர்களை நிறைய பேர் டார்கெட் எப்படி திரும்ப பண்ணான் பாஸ்டர் நான் வெளியில் போனேன்னா எங்கூட ஒரு பத்து பேராக அது வெளியில் வருவான் சம்மந்தமானு கேட்பான் இதுக்கு பயந்துட்டே பாஸ்டர் சில வினைகளை சில சில சில முள்களை பாஸ்டர் சபைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க இவன் போனால் பத்து போயிடும் இவன் போனால் அஞ்சு போயிடும் இவன் போனால் சபையிலே பாதி போயிடும் இவன் போனால் சபையே காலி ஆயிரும் அப்படின்னு பயந்துட்டு சில பேரை நாம் எப்படி அங்கீகரித்து நம்ம நாட்களில் எப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆதி சபைக்கு இருந்ததில்லை இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை காரணம் தேவனே அதற்கு தலைவராயிருந்தார் பரிசுத்த ஆவியானவரே சபையை பகுத்து வகுத்து நிதானித்து ஏற்படுத்தி கட்டி காத்து வருகிறவராக அவரே இருந்தார் அதனால் அவரால் ஏற்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களுக்கு யாரை குறித்தும் பயம் இல்லை எதை குறித்தும் பயம் இல்லை தேவனுக்காக நின்றார்கள் நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா பலது இருக்குது நம்ம உடனே கமிட்டி கூட்டணும் இல்லைன்னா கூட்டுறனாவது சொல்லணும் பேருக்காவது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சொல்லுங்கள் பல பாஸ்ட் கமிட்டி எங்கே தெரியுமா நடக்குது ஹோட்டல்லையும் டீ கடையில் நடந்துட்டு இருக்குதுங்க நாலு போண்டா வாங்கி நாலு பேர் சாப்பிட்டு நாலு டீயை குடிச்சிட்டு எழுதுகிற ஒரு கணக்கை நூறுரூவா நூற்றம்பது ரூபா எழுதிட்டு போனால் தான் அந்த கமிட்டி நடந்ததாக என்ன செய்யப்படுது இந்த போண்டா காப்பி டீ எல்லாம் இல்லை எங்கேயோ எங்கேயுமே இந்த டீ கடையில் ஹோட்டல்லே கூடல ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ள ஆவியில் நடத்தப்பட்டபடி டிசைட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா நான் உங்களை பார்த்து கேட்டு கேட்கிறேன் மன்னிச்சுக்குங்க விருதுநகர் மாவட்ட போதகர் ஐக்கியம் அதை அங்கீகரிக்குமா ஆவியானவர் நடத்தினார்னு சொன்னான் இப்போ அங்கே ஏற்படுத்தப்பட்ட அந்த வேலையில் கத்தர் வச்சிருந்த அந்த வேலையில் அந்த யூதாஸ் காரியத்தை விட்டுட்டு போன அந்த இடத்த ஃபில் பண்ணுற இடத்துல கத்தர் தெரிந்து கொண்டு மத்தியாவை அங்கீகரிக்கிறதற்கு ரிஜெக்ட் பண்ணப்பட்டவனும் அவனோடு சேர்ந்த கூட்டமும் சேர்ந்து தாங்க எல்லாரும் ஒரு ஆமீன் போட்டிருக்கிறான் ஹலோ லூயா என்னைக்கு போதகர்களுக்குள்ளே இந்த மனநிலைமை வருகிறதோ என்றைக்கு கிறிஸ்துவ சபைகளுக்குள்ள இந்த மனநிலைமை வருகிறதோ அன்றைக்கு வரைக்கும் எழுப்புதல் வரல அன்றைக்கு வரைக்கும் எழுப்புதல் வராது என் அன்பு தேவனுடைய ஊழியர்களே நன்றா நான் ஒன்று சொல்றதை கவனிச்சுக்குங்க ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் அங்கீகரிக்கப்படுறான் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணப்படுறான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவனுக்கு பாதிப்பு வரல அவனை சார்ந்த கூட்டத்திற்கு பாதிப்பு சொல்லுங்கள் வரல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அன்றைய கால வழக்கத்தின்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு சேர்ந்து அங்கீகாரத்தை நிராகரிக்கப்பட்டவனும் தந்தான் அந்த கணத்தை அவனும் தந்தான் அவனோடு சேர்ந்தவர்களும் தந்தார்கள் ஏன் தெரியுமா இவங்க அத்தனை பேருமே தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்தில் இருந்தவர்கள் நமக்கு தாங்க பாட கொடுக்கலினா கோபம் வந்துடும் ஜெபிக்க கொடுக்கலினா கோபம் வந்துடும் முன்னாடி கூப்பிட்டு நிறுத்தலினா கோபம் வந்துடும் சீட்டு முன்னாடி கிடைக்கலனா கோபம் வந்துடும் வேற ஏதாவது நம்ம நினைக்கிறபடி கணம் கிடைக்கலனா நமக்கு அங்கே ஒரு எரிச்சல் ஒரு புகைச்சல் முகம் உடைஞ்சு அப்படியே இஞ்சி தின மாதிரி அஷ்டகோணல்ல நம்மலாம் மாறிடுவோம் இது இந்த காலத்தில் இருக்கிற திருச்சபைகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் சபை பெருகி வந்த காலத்தில் பெருகி வந்த காலத்தில் அங்கே விதவைகள் கிரேக்க பாஷை பேசுகிற அந்த மக்களுடைய விதவைகள் விசாரிக்கப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு அப்போ பேதரி எழும்பி சொல்கிறாரு இந்த வேலையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் இதுக்கெல்லாம் நாங்கள் இல்லை நாங்கள் தேவ வசனத்தை போதிக்கிறதுலையும் ஜவம் பண்ணுறதுலையும் நாங்கள் தரிச்சிருப்போம் இதுக்கு வேணும்னா உங்களில் ஒரு ஏழு பேரை தெரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய குவாலிஃபைடு வந்து அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி இருக்கணும் இந்த தகுதி உள்ள ஒரு ஏழு பேரை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஆயிரங்கள் நிரம்பிய சபை கரெக்டாக ஏழு பேருக்கு அங்கீகாரம் கொடுத்து அந்த ஏழு பேர்த்த அடையாளம் காட்டுச்சுங்க அந்த ஏழு பேர் தான் அங்கே ஏற்படுத்தப்பட்டாங்க அதில் யாருக்கு எந்த விதமான உடைவும் வரல சிதறலும் வரல பிரச்சனையும் வரல அதுக்கப்புறம் ஒன்று நடந்தது பந்தி விசாரிக்கிற வேலையில் சாதாரண நிலைமையில் இருந்த ஸ்தேவான் பேதுருவுக்கு இணையான அற்புதத்தை அடையாளத்தையும் செஞ்சார் உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை பேதுரு உட்பட எல்லாருமே அதை அங்கீகரிச்சுட்டு தான் இருந்தாங்க ஆமேனா ஆமேனா அல்லேலுயாவா இன்றைக்கு நம்முடைய சபைகளுக்குள்ள நம்முடைய பாஸ்டேட்டுக்குள்ள நம்முடைய சங்கத்திற்குள்ள நம்ம யூனியனுக்குள்ள ஒருவேளை சீனியரை விட ஒரு ஜூனியர் அப்படி எந்திரிச்சிட்டாருன்னா இந்த அங்கீகாரத்தை அவருக்கு தர முடியுமா நான் விட்டுட்டு தான் போகிறேன் பதிலெல்லாம் நான் கேட்கல என்றைக்கு இந்த நிலைமை வருகிறதோ அன்றைக்கு தாங்க நாம் அத்தனை பேரும் கர்த்தருக்கு முன் நிற்கிறவர் என்கிற தகுதியின் நிலைப்பாட்டிற்குள்ள நாம் என்ன செய்கிறோம்னா வருகிறோம் அல்லாவிட்டா மனுஷருக்காகத்தான் நிற்கிறோம் என்கிற இடத்துல தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம் அல்லே லூயா ஆமேன் என் அன்பு தேவனுடைய ஊழியர்களே இங்கே எளியா அந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக ரொம்ப திருத்தமாக அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் கத்தரை உயர்த்துறது தவிர கத்தரை காட்டித்தரது தவிர கத்தரை போதிக்கிறது தவிர கத்தரை மகிமைப்படுத்துகிறது தவிர கத்தர் சொன்ன விஷயத்தை கொண்டு வந்து ஒப்புவிக்கிறத தவிர கத்தரை முன்னிட்டு அவருடைய வல்லமை முன்னிட்டு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுறதை தவிர வேறு எந்த நோக்கமும் திட்டமும் தனக்கு இல்லை என்பதை இன்டைரக்டாக எளியா சொல்லுகின்றார் அலலூயா இன்னைக்கு நமக்கு அநேகருக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் ஜனங்கள்கிட்ட அங்கீகாரம் வாங்கிக்கணுங்கிறதுக்காக பேருக்கு முன்னாடி சில டைட்டிலையும் பேருக்கு பின்னாடி சில உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லை அந்த டைட்டில் நானும் தான் வாங்கணுன்ட்டு சில பேர் கடன் வாங்கி போராடிட்டு இருக்கிறதுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இரவல் வாங்கி போராடிட்டு இருக்கிறதுல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் கத்தருக்கு முன் நிற்கிறவன் என்கிற அந்த அங்கீகாரத்தில் வாழ்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு முன்னாடி எதுவும் தேவையில்லை பின்னாண்டியும் பின்னாண்டு எதுவும் தேவையில்லை இந்த மனிதன் தேவனுடையவன் என்பதை உலகமும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்க்கும்படி கத்தர் இவர்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார் ஹலலூயா ஹலலூயா என் அன்பு தேவனுடைய ஊழியர்களே தேவ சமூகத்தில் தேவ ஊழியத்தை நிறைவேற்ற தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்து பழக்கம் உள்ளவர்களாக தேவ பிரசனத்திலே நிறைந்திருக்கிறவர்களாக தேவ பிரசனத்திலே தங்கி இருக்கிறவர்களாக தேவ பிரசனத்தை சுமந்து திரிகிறவர்களாக தேவ பிரசனத்தை அட்ரஸ் ஆக்கி கொண்டவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த ஊழியத்தில் நிச்சயமாகவே தேவன் தன்னையும் தன்னுடைய மகிமையும் காட்டித் தருவார் என்பதிலே எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை அலலூயா இப்போ தேவருக்கு முன்னிருக்கிற மனுஷனா எளியா இருந்தாரு இவரை கர்த்தர் வந்து ஒளிந்து கொள்ளு சொல்லும்போது போய் ஒளிந்து கொள்வதற்கு அவர் தயாராக இருந்தார் கர்த்தர் உன்னை காண்பி என்று சொல்லும்போது தன்னை காண்பிப்பதற்கு சொல்லுங்க ஏன் தெரியுமா அவருக்கு வேற எந்த பாரமுமே இல்லை ஒளிஞ்சு கொள்ள சொல்லும் போதும் சரி நீங்க யோசிக்கணும் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது கத்தர் தன்னை ஒழித்து கொள்ள சொன்னபோதும் சரி கத்தர் தன்னை காண்பிக்க சொன்னபோதும் சரி எளியாவுக்கு எந்த பொறுப்புகளும் எந்த பதவிகளும் எளியாவுக்கு எந்த ஒரு ஊழியமும் தரிசனமும் அவருக்கு பாரமாக என்ன செய்யவே இல்லை நான் அதிகமாக யோசிக்கிறேன் நீ கிழக்க போய் கீழ் தேசத்துக்கு போய் நீ இந்த இடத்துல கேரி தாற்றங்கடையில் ஒழிச்சுக்க உனக்கு சாப்பாடு தூதன் கொண்டு வர மாட்டான் உனக்கு சாப்பாடு ஒரு தீர்க்கதரிசி கொண்டு வர மாட்டான் உனக்கு சாப்பாடு நான் ஆராதி என்னை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் கொண்டு வர மாட்டான் உனக்கு சாப்பாடு காக்கா தான் கொண்டு வரும் அது காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை தான் கொண்டு வரும் இந்த கண்டிஷனுக்கெல்லாம் சம்மதிச்சா நீ எங்கே போயிரு எளியாவுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்ததா நம்ம யதார்த்தமாக கொஞ்சம் பேசுவோமே இன்றைக்கி நமக்கு சில பேர் சில பேர்கிட்ட சில ஊழியத்தை நிறைவேற்ற ஆவியானவர் பேசினாவே ஆவியானவர் பேசு நாமோ நானும் நீங்களும் அல்ல ஆவியானவர் பேசினாவே ஆவியானவர்கிட்டயே கொஞ்சம் திருத்திக்கிங்க ஆண்டவரே இப்போ எனக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு உடனே நான் என்ன செய்ய முடியாது நாளைக்கு பரலோகம் போகிறதுக்கும் ஒரு வேலை அப்படி சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க ஆண்டவர் இந்த தேதியில் வரலாமான்னு சொன்னார்னா சொல்ல மாட்டார் சொன்னார்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஸோ நீங்கள் இப்போ வரலாங்கிற பிளானை இன்னொரு மாதத்துக்கு ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய காலத்தில் ஊழியத்தை நிறைவேற்றியாச்சு ஊழியத்துக்கு வர வேண்டிய காலத்தில் வந்தாச்சு ஊழியத்தை முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிச்சாச்சு ஊழியத்தை செய்யாமல் ஊழியத்தை செய்கிறதுக்கு பயந்திருந்த காலத்தில் பயந்திருந்தாச்சு நீ செஞ்ச ஊழியமெல்லாம் போது வாப்பா அப்படின்னு கூப்பிட்ட போது போயாச்சு இனி ஒரு காலம் வருது ரொம்ப கொடுமையான காலம் வரப்போகுது அதில் மகா சித்திரவதைக்குள்ளாகித்தான் நீ சாக போகிற அப்படி ஒரு ஊழியத்துக்காக உன்னை நான் தெரிஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உயிரோடு எடுத்துக்கொள்ளுகிற காலத்தில் கத்தருடைய சமூகத்திற்கு போயாச்சு இனி அனுப்பப்பட இருக்கிறாருங்கிற எல்லா விஷயம் நமக்கு தெரியும் எல்லா விஷயம் நமக்கு தெரியும் இதற்கெல்லாம் சம்மதிச்சவனா தான் இதுக்கெல்லாம் தலையாட்டுனா தான் இதுக்கெல்லாம் தன்னை டெடிகேட் பண்ணுனா தான் எளியா நின்றிருக்கிறாரே ஒழிய எங்கேயும் தேவ தீர்மானத்திற்கு திட்டத்திற்கு எதிர்த்தவனாக நிற்கவில்லை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியா சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எலியாவுக்கு எந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளமும் வரல வரலீங்க இங்கே நமக்கெல்லாம் அது பெரிய பிரச்சனை அடுத்த கட்ட தலைவனா ஆண்டவர் யாரையும் எழுப்பக்கூடாது எனக்கு ஒரு பையன் இருந்தால் அவனைத்தான் எழுப்பி ஆகணும் கர்த்தர் ஹலோ சாப்பாத்தின் குமாரனா இன்னொரு இடத்துல இருக்கிற குமாரனா சில நேரம் ஆண்டவருக்கே நோ சொன்னவங்க அதையெல்லாம் மீறி தங்களுடைய சுயத்தின்படி இங்கே அடுத்த கட்ட காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு போய் ஊழியமே நாசமாக போய் சாவனங்களே சின்னாபின்னமாய் போன வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாமல் இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் நான் அது இங்கெல்லாம் ஒவ்வொன்றா சொல்ல முடியாது நீங்களாம் புரிஞ்சுக்கணும் ஆவியானவருக்கே மறுப்பு சொல்லி அப்படி இல்லை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி சாதித்து காட்டினவர்கள் இங்கே நிறைய பேர் நமக்கு அறிய நம்ம கேள்விப்பட்ட இடத்துல நிறைய பேர் இருக்கிறார்கள் எளியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உன் ஸ்தானத்தில் ஒருத்தனை இங்கே நான் வச்சிருக்கிறேன் அவனை போய் என்ன செய்ய போனாரா போகலையா நம்ம நம்மளாக இருந்திருந்தா ஒரு ஒரு ஒரு ஒரு நார்மலாக நீங்கள் பேசுங்க ரொம்ப நம்மளை அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாவெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இந்த ஸ்தானத்தில் உட்காந்துருப்பேன் அப்படிலாம் இறங்க மாட்டேன்னு சொல்ல வேண்டாம் நீங்கள் யதார்த்தமாக சொல்லுங்கள் நம்மளாக இருந்திருந்தா நம்ம ஆண்டருக்கே சொல்லியிருப்போம் ஆண்டு நீங்கள் அவ்வளோ தூரம் சுற்றிட்டு வரீங்க என் வீட்லேயே ஒருத்தன் இருக்கிறானே ஏன் நீங்கள் அவனை கண்டுபிடிச்சா ஆகாதா நான் வேதத்தில் பார்க்கிறேன் எலியாவுக்கு கடைசி அற்புதம் யோர்தான் நண்டாக பிறந்தது எலிசாவுக்கோ அது முதல் அற்புதம் ஹலலூயா லூயா லூயா நம்ம சபையில் சில நேரம் சில விசுவாசி எந்திரிச்சு ஒரு சாட்சி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல கத்தர் அடியனை கொண்டு போனார் நான் போயிருந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு வியாதிப்பட்டிருந்த இன்னாரை சந்திக்க வேண்டியது வந்துச்சு ஜெபம் பண்ணேன் அவங்களுக்கு கத்தர் அற்புதம் பண்ணார் அவங்களை இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய பாஸ்டருக்கு சந்தோஷத்தை விட துக்கம் வர ஆரம்பிச்சிருது பிசாசை துரத்துற அளவுக்கு மாறிட்டானோ வளர்ந்துட்டானோ வியாதியை சுகமாக்கி ஆத்மாவை கொண்டு வந்தேன்னு சபையில சாட்சி சொல்கிற அளவுக்கு ம் நீ ஐயாவை பார்த்துட்டு போ அப்படிம்பார் அவர் எனக்கு தெரிய அவருக்கு கடைசி ஊழியமா எனக்கு தெரிய அவருக்கு அது யாருக்கு சபையில் சாட்சி சொன்னாரு அவருக்கு ஒன்று அது கடைசி ஊழியமாக மாறிடும் இல்லைன்னா அவர் அதுக்கப்புறம் சபையில் இருக்க மாட்டார் நிறைய பேருக்கு நம்மள நிறைய பேருக்கு பிரச்சனை தெரியுமா ஒரு விசுவாசி எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்ன அபிஷேகத்தில் நிரமணவனாக இருந்தாலும் வரங்கள்ல வல்லமையில் பெருகணும் இருந்திருந்தாலும் நம்ம எல்லாருல மேக்சிமம் நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க சாகும் வர இவனை வச்சு கறந்துக்கிட்டு தான் இருக்கணுமே ஒழிய இவனை எழுப்பிடவே கூடாது அல்ல லூயா கொரோனாவில் நான் நீங்கள் என்னை மன்னிச்சுக்கங்க நான் உங்களை சொல்லலை நிறைய பேர் சொல்கிறது என் காதுக்கு வருது அதனால் நான் சொல்கிறேன் கொரோனாவில் நிறைய பேருக்கு பிரச்சனை தெரியுமா சபை நடத்த முடியல சபை சபை நடத்த முடியல அப்படிங்கிற பிரச்சனை என்ன தெரியுமா வருமானம் எல்லாம் போச்சு நல்லா கேட்டுக்குங்க இங்க கொத்து கொத்தா ஜனம் அழியுது கொத்து கொத்தா ஜனம் சாகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட தனக்கு சபை திறக்காததுனால வருமானத்தில் என்ன வருது பிரச்சனைகள் வருதுங்கிறது அநேக சபை போதலுடைய கருத்தாய் நான் கேள்விப்படுகிறேன் நான் கேள்விப்படுறத சொல்கிறேன் நீங்கள் கேள்விப்பட்டீங்களேன்னு எனக்கு தெரியாது நான் கேள்விப்படுறத சொல்கிறேன் அத்துமாக்களை பற்றிய பாரம் எங்கே தேவனுடைய தரிசனத்தை பற்றிய பாரம் எங்கே தேவன் கண்டுபிடித்து செய்யும்படியாய் சொல்லுகிற காரியங்களை பற்றிய பாரம் எங்கே அப்படின்லாம் கேட்டோம்னா அதில் ஆயிரம் கேள்வியும் ஆயிரம் கேப்பும் தாங்க அதில் நிறைஞ்சிருக்கு எனக்கு அன்பான தேவனுடைய ஊழியர்களே தேவனுக்கு முன் நிற்கிறவன் தேவனுக்காக மட்டும்தான் ஓடுவான் தேவனுக்காக மட்டும்தான் பேசுவான் தேவனை முன்னிட்டு மட்டும்தான் வாழ்வான் தேவன் என்னத்தை சொன்னாலும் அதை மட்டுமே தன் காலத்தில் செய்துவிட்டு தன்னுடைய மரணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவான் ஹலலூயா சாகு வரம் கேட்ட எலியாவுக்கு சாகா வரம் கொடுத்து கத்தர் என்ன செஞ்சார்னா அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு சில ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு இனி வர வேண்டிய கொடுமையின் காலத்தில் கஷ்ட காலத்தில் பாடுகள் நிறைந்த உபத்திரவத்தின் காலத்தில் வர வேண்டிய ரெண்டு சாட்சியில் இன்னொருத்தர் யாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாக தாக்குது ஆனால் ஒருத்தரை பற்றி பிரச்சனையே இல்லை எளியாதான் அமேனா அமேனா பாஸ்டர்ஸ் ஒரு சாட்சி அதுதான் அது இன்னொன்று தான் பிரச்சனை ஏனோக்கா மோசையா ஈரோட்டில் ஒரு நல்ல ஒரு நல்ல எழுத்தாளர் ஒரு நல்ல பிரசங்கியார் ஒரு நல்ல போதகர் ஒரு நல்ல அன்பு தகப்பன் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு புஸ்தகத்தில் ஒருத்தர் ஒரு இருந்து அவர் ஏனோக்குன்னு சொல்லிட்டார் இன்னொரு புஸ்தகத்தில் அவர் மோசேன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு என்னையா நீங்கள் முந்தின புஸ்தகத்தில் ஏனோக்கு நீங்கள் இந்த புஸ்தகத்தில் மோசங்கிறீங்க நீங்களே இப்படி பதட்டினா நாங்கள் என்னையா பண்ணுறது அப்படி நிறைய சிறு ஊழியர்களெல்லாம் எழும்பி கேட்கும்போது அவருக்கு பெரிய நெருக்கடி வந்துச்சு விளக்கம் கொடுக்கறதுக்கு இப்போ நமக்கு அந்த இன்னொரு சாட்சியில் பிரச்சனை குழப்பம் இருக்கட்டும் அது இருந்துட்டு போகட்டும் இப்போ அதை பற்றி அப்புறம் கடைசியில் எப்படி தெரியுமா எழுதினாரு யாரோ வந்துட்டு போகிறாங்க நமக்கு என்ன நாம அந்த காலத்தில் இருக்க மாட்டேன்ட்டார் <laughs> ஆமாம் உங்களுக்கு யார் வரணும்னு யார் வருவாங்கன்னு உங்களுக்கு ரொம்ப எந்தூசியாசமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இருந்து பார்த்துட்டு மெதுவாக என்ன செய்யுங்க பரலோகத்துக்கு நாங்கள் அந்த காலத்தில் இருக்க மாட்டோம் இன்னொரு புஸ்தகத்தை எழுதினார் யாராச்சும் பேசுவாங்க ஆ பேச மாட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தர் எளியாதான் ஒருத்தர் எளியாதான் நமக்கு நல்லா தெரியும் நான் ஒன்று சொல்கிறேங்க செய்ய அனுப்பும்போது துணிந்து போனார் செய்யாதே ஒளிந்து கொண்டிருக்கும் போது ஒளிந்து கொண்டிருந்தார் உன்னை போய் காண்பி என்று சொல்லுகிற இடத்துல தன்னை போய் காண்பிக்க தன்னை தைரியப்படுத்தி கொண்டார் சோர்ந்தவனாய் மரணத்தை எதிர்பார்த்து பிதாக்களை விட நான் ஒன்றும் நல்லவன் அல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ளே வந்து தளர்ந்து போய் கிடந்த இடத்துல கத்தர் எழுந்து எனக்கு முன்பாக வந்து நில் அப்படின்னு கூப்பிடும்போது வந்து நின்றார் கத்தர் சொன்னதையெல்லாம் கடைசி வரைக்கும் எனக்கு தெரிய கடைசி வரைக்கும் கச்சிதமாய் செய்து முடித்து இப்பொழுது இனி இறுதி கால ஊழியத்திற்கு தன்னை ஆயத்தமாக கர்த்தர் எப்போ அனுப்புனாலும் நான் போக ரெடின்னு உட்காந்துருக்கிறார் ஏன் தெரியுமா அவருக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தாங்க கத்தருக்கு முன்னால் நிற்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரியும் இன்றைக்கு நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கத்தருக்கு முன்னாக நிற்க நமக்கு நிறைய நேரம் முடியலைங்க நிறைய நேரம் முடியல என் அன்பு தேவனுடைய ஊழியர்களே சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு ஆனால் எனக்கு குறித்த நேரம் நெருங்கிட்டு இருக்கிறபடினால சீக்கிரமாய் சொல்ல வந்ததை நான் சொல்லி முடித்து கடந்து போக விரும்புகிறேன் கத்தருக்கு முன் நிற்கிற தேவ மனிதனுக்கு தேவ பிரசனத்தினுடைய பழக்கம் ரொம்ப அவசியம் ரொம்ப அவசியம் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது அதில் ஒன்று உடன்படிக்கையை காத்துக்கொள்ள வேண்டும் அதில் இன்னொன்று அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அதில் இன்னொன்று கத்தர் தன்னை எதற்காக ஏற்படுத்தினாரோ அந்த ஸ்தானத்தில் கடைசி வரைக்கும் நிற்க வேண்டும் அதில் இன்னொன்று கத்தர் தருகிற வஸ்திரங்களை தரித்து கொள்ள வேண்டும் அதில் இன்னொன்று கத்தர் தன் மேல் வைக்கிற கிரீடத்தை காத்துக்கொள்ள வேண்டும் அதில் இன்னொன்று கத்தர் தனக்கு தந்திருக்கிற அதிகாரத்தோடு இந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் அதில் இன்னொன்று கத்தருக்காக கடைசி வரை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஃபாதர் பிரக்மாஸ் ரொம்ப அழகாக பாடியிருக்கிறார் எரிந்து கொண்டே இருப்பேன் ஆ எது வரைக்கும் எது வரைக்கும் கடைசி வரைக்கும் ஜீவன் முடிகிற வரைக்கும் நான் எரிஞ்சுக்கிட்டே இருப்பேன் நிறைய பேர் எரியதில் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க வயசு ஆயிடுச்சுங்க பல பலவீனம் வந்துருச்சுங்க இப்போ கொஞ்சம் முடியறது இல்லைங்க அப்படின்னு அப்படி இப்படிலாம் சாக்கு போக்கு சொல்லி அப்படியே நைஸாக நழுவிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கேயும் இருக்கலாம் நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு அதுக்கு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன் சகரியா வயதான காலத்தில் ரிஜெக்ட் பண்ணப்பட வேண்டிய காலத்தில் தான் இருக்க வேண்டிய லெவலில் அவர் இருந்ததுனால இங்கே சீட்டு எப்படி குலுக்கி போட்டால் யார் பேருக்கு தவிழுகுது ஆ யார் பேருக்கு தான் விழுகுது சகரியா பேருக்கு தான் விழுகுது ஏன் தெரியுமா ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுல குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான்னு சொல்லி ஆவியானவர் அவரை பற்றி என்ன செஞ்சிருக்கிறார்னா எழுதி வச்சிருக்கிறார் இதற்கு ஒப்பாக இன்னொரு தரிசி நாமோ ஏசு கிறிஸ்து பிறந்த இடத்துல கவனிக்கிறோம் சிமியோன்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவரும் வயசானவர் தான் அவரும் ரொம்ப வயசானவர் தான் பைபிளில் போட்டிருக்குது யூத முறைமையின்படி அவருக்கு பிரதஷ்டை பண்ணி பேர் வைக்கிற சடங்குக்காக ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கும் போது பெற்றோர் கொண்டு வந்திருக்கும் போது உலக பிரகாரமாக தாயும் தகப்பனும் கொண்டு வந்திருக்கும் போது அங்கே ஆவியின் ஏவுதலாக சிமியன் உள்ளுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறார் பைபிளில் போட்டிருக்குதுங்க அவருக்கு தேவன் சொல்லியிருந்தாரா நீ என்னுடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மறிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருந்தாராம் வயசு சரீரத்திற்கு தளர்வு சரீரத்திற்கு பலவீனம் சரீரத்திற்கு ஆனால் ஊழியத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வேலைகளில் வயோதிபமோ பலவீனமோ நமக்கு ஏற்படுகிற குறைவோ நிறைவோ எதுவுமே அதை நிறைவேற்றாதபடிக்கு தடையாக இருக்கக்கூடாது இருக்க முடியாது ஹலோ லூயா அதே இடத்துல இன்னொரு வயசான ஒரு பெண்மணியும் கத்தர் காட்டியிருக்கிறார் அவளையும் தீர்க்க தான் பைபிள் ஆண்டு அடையாளப்படுத்துகிறார் அவருடைய பெயர் அண்ணால் உங்களுக்கு தெரியும் ஏழு வருஷம் கல்யாணமான அந்த இளம் பிராயத்தில் ஏழு வருஷம் தன் புருஷனோடு வாழ்ந்து அதுக்கப்புறம் விதவை ஆயிட்டா இப்போ அவளுக்கு வயசு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு வயசில் அவள் எப்படி இருந்தான்னு பைபிளில் எழுதியிருக்குது உங்களுக்கு தெரியும் இரவும் பகலும் உபவாசித்து ஜவம் பண்ணி ஆராதனை பண்ணி தன்னை தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் தன்னை எப்பவுமே பவர்ஃபுல்லாக கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவளுக்கு ஒரு வேலை கத்தர் வச்சுருந்தாரு அந்த நேரத்தில் அந்த நாளில் யாரெல்லாம் இந்த இயேசுவின் பிறப்பை கேள்விப்பட்டு வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் அவரை குறித்து பேசும்படியான ஒரு வேலை கத்தர் வச்சுருந்தாராம் ஹலலூயா ஹலலூயா தேவ பிரசனத்தில் தேவனுக்கு முன் நிற்கிற அந்த வாழ்க்கை முறை தேவ ஊழியக்காரனா எனக்கும் உங்களுக்கும் இருக்கும்னு சொன்னா அந்த உடன்படிக்கை காத்து கொண்டவங்களா அந்த அபிஷேகத்திற்கு உரியவங்களா அவர் தந்த வஸ்திரத்தை தரித்தவங்களா அவருடைய பாகையை அவர் தந்த கிரீடத்தை தலையிலே சூட்டினவர்களாய் அந்த அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிறவர்களாய் தேவ தரிசனத்தை பெற்றவர்களாய் தேவ ஏவுதலாய் நடக்கிறவர்களாய் நம்ம எப்பவுமே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நான் சொல்லுவேன் நம்மளை வச்சு எந்தெந்த காலங்களில் எதையெல்லாம் கத்தர் செய்ய நிச்சயம் பண்ணியிருந்தாரோ தீர்மானித்திருந்தார் சொல்லியிருந்தாரோ அதில் ஒன்று கூட தடையாகாது எல்லாம் கம்ப்ளீட்டாக நிறைவேறிய தீரும் பொருளாதாரம் தடுக்க முடியாது சரீர பலவீனம் தடுக்க முடியாது வயோதிபம் அதை தடுக்க முடியாது எதிர்ப்புகள் அதை தடுக்க முடியாது கொரோனா வல்ல கொரோனாவுக்கு அப்பனே வந்தாலும் அதை எதையுமே திருடவோ அழிக்கவோ கெடுக்கவோ பாதிக்கவோ நெருக்கடி கொடுக்கவோ முடியாது என்பதை நான் உங்களுக்கு அடித்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தேவனுக்கு முன் நிற்கிற அந்த அனுபவத்தை நமக்கு அதிகமாய் தருகிற விஷயங்கள் ஐந்து இருக்குது ஒன்று வேத வாசிப்பு தியானம் இன்னொன்று அதன்படி வாழ்கிற வாழ்க்கை இன்னொன்று அபிஷேகத்தின் நிறைவு இன்னொன்று ஜெபஜீவியம் இன்னொன்று ஆராதனையின் வாழ்க்கை சொல்லிட்டே போகலாம் வேத வாசிப்பு தியானம் இன்றைக்கி நிறைய பாசிஸ்ட் இல்லைங்க வெளியரங்கமாக சொல்ல போனால் விசுவாசிகிட்ட இருக்கிற அளவு கூட இன்றைக்கு ஊழியக்காரங்க கிட்ட வேத வாசிப்பு தியான நேரம் இல்லை ஜெப நேரம் இல்லை அதுக்கு சில பாசஸ் எப்படி தெரியுமா சொல்கிறாங்க நாங்கள்லாம் எங்கள் ஆரம்ப காலத்திலேயே ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் இந்த ஐம்பது வருஷத்துக்கு சேர்ந்து படித்து தியானம் பண்ணி எல்லாம் கரைச்சி பாச சொல்கிற மாதிரி பாச தான் சொல்கிறேன் நான் சொல்லிங்க அவர் சொல்கிறத அப்படியே நான் ஏற்று சொல்லுகிறேன் எல்லாம் கரைச்சி குடித்து இன்னும் ஜீரணமாக உட்காந்துருக்குறோம் ஆ நீ நல்லா படி நீ நல்லா ஜபம் பண்ணு நான் பண்ணாத ஜபமா நான் போடாத முழங்கால நான் பண்ணாத உபவாசமா நான் பண்ணாத ஆ உன்னை மாதிரி எல்லா பிஸ்கோத்தையும் நான் பார்த்துருக்குறேன் உன்னை மாதிரி எல்லா பருப்புகளையும் நான் பார்த்துருக்குறேன்னு சாகர வரைக்கும் இந்த வெட்டி வீராப்புக்கு மட்டும் ஹலோ எனக்கு தெரிய இயேசு கிறிஸ்து உட்பட எனக்கு தெரிய வேதாகமத்தில் எந்த பரிசுத்தவானும் அவர்களுக்கு இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரணத்திற்கு முன்னாடி அவங்க யாருமே எந்த அனுபவத்திலும் ரிட்டையர்ட் ஆகவே இல்லை கடைசி வரைக்கும் பவர்ஃபுல்லாக இருந்துகிட்டே இருந்தாங்க ஹலே லூயா ஹலே லூயா இன்றைக்கி ஊழியர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அதில் சரீர பலவீனம் அதில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது அதில் அவங்களுக்கு ஏற்படுகிற பண நெருக்கடி அதில் அவங்களுக்கு வருகிற மன உளைச்சல் அதில் அவங்களுக்கு ஏற்படுகிற பலதரப்பட்ட போராட்டங்களால் நிறைவேற்ற முடியாமல் அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி கடைசி வரைக்கும் நான் தப்பு பண்ணேங்கிறத வெளிப்படையாகாமையே மூடி மறைச்சு முக்காடு போட்டுட்டு போகிற நிலைமையில் மறித்து வேணாலும் போவாங்களே ஒழிய என்றைக்கும் அதை வெளியரங்கமாய் சொல்லி தேவனுக்கு முன் தன்னை சரிப்படுத்தி கொள்வதற்கு இன்னைக்கு நிறைய பேர் ஆய ஆயத்தமாயில்லை தேவ சபையை சார்ந்த மூன்று பரிசுத்தத்தை இசைக்கிய ராஜாவின் காலத்தில் ஏற்பட்ட எழுப்புதலுக்கு காரணமாக ஆவியானர் காட்டி வச்சிருக்கிறார் நம்பர் ஒன் சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் நம்பர் டூ சபைக்கு வருகிற ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் நம்பர் த்ரீ சபையை நடத்துகிற ஆசாரியர் லேவியர்களும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஹலோ மக்களுடைய பரிசுத்தம் மட்டுமல்ல ஸ்தலத்தினுடைய பரிசுத்தம் அந்த ஸ்தலத்திலே தேவ ஊழியத்தை நிறைவேற்ற எழும்பி நிற்கிற ஒவ்வொரு ஆசாரியனுடைய ஒவ்வொரு லேவியனுடைய பரிசுத்தத்தை கத்துறங்க என்ன செய்கிறார்னா விரும்புகிறார் யோசுவா அடித்து சொல்லுகின்றார் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்த இன்றைக்கு இப்போ எங்கே நாம் குறைந்தோம் எங்கே நாம் இழந்தோம் எதை நாம் தொலைச்சோம் எதையும் நம்ம விட்டுட்டோம் எதில் நம்ம ஸ்ட்ரக் ஆகி நின்னோம் எதில் நம்ம பிரேக்கப் ஆகியிருக்கிறோம் எது நம்மளை உடைச்சிருக்குது எதில் நாம் வந்து சோர்ந்து போனோம் எதில் நாம் வந்து விட்டு விட்டோம் எதை நம்ம பறக்க விட்டுட்டோம் எதை நம்ம நினைக்காம இருக்கிறோம் இதெல்லாம் உணர்ந்து பார்த்து இன்றைக்கு அதை சரிப்படுத்தி கொண்டா இந்த வருஷத்தினுடைய இந்த ஆரம்பத்தில் அதையெல்லாம் கொஞ்சம் உணர்ந்து பார்த்து நம்மளை உருப்படிப்படுத்தி கொண்டா இனி வருகிற நாட்களிலே கத்தர் மகிமையாய் நம்மை நடத்துவார் தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில் கத்தர் சொல்லி இருக்கிறபடி யோவேல் போன்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் கத்தர் சொன்னபடி பட்சித்தவைகளுக்கு கூட பறவைகள் பட்சித்திருந்திருக்கலாம் மிருக ஜீவன்கள் பட்சித்திருக்கலாம் கொரோனா போன்ற கொலை நோய்கள் பட்சித்திருந்திருக்கலாம் சத்துருக்கள் திருடியிருந்திருக்கலாம் எல்லாத்திற்கும் ஈடுகட்டுகிற விதமாய் இனி வருகிற காலங்களில் வட்டியும் முதலுமா சபைக்கு தர வேண்டிய மகிமையை ஊழியக்காரனுக்கு தர வேண்டிய மகிமையை அந்த அந்தஸ்தை அந்த கணத்தை கத்தர் ஒன்று கூட விரையாம ஒன்று கூட விடாம ஏற்ற வேலையில் எல்லாவற்றையும் கொடுத்து அந்த கணத்திற்குள்ளே சபையையும் தன்னுடைய ஊழியக்காரனை கத்தர் காட்டித் தருவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஹலெலூயா ஹலெலூயா என் அன்பு தேவனுடைய ஊழியர்களே தேவனுக்கு முன் நிற்கிறவன் அந்த சாட்சியை கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் காத்துக்கொள்ள வேண்டும் நான் வேகமாக சொல்லிட்டு போனதுனால வசனங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி எனக்கு விளக்க நேரம் இல்லை மீண்டும் ஒரு விஷயம் சொன்ன வார்த்தை மட்டும் சொல்கிறேன் அந்த தேவனுக்கு முன் நிற்கிறதுல உடன்படிக்கை இருக்குது நமக்கும் தேவனுக்கும் அதை கடைசி வரைக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் காத்துக்கொள்ளணும் அதற்கு ஒரு அபிஷேகம் இருக்குது அந்த அபிஷேகத்தை முதல்ல பெற்றுக்கொள்ளணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காத்துக்கொள்ளணும் அதுக்கப்புறம் அதை நிறைவேற்றுகிறதற்கு நிற்கிற நமக்கு தேவன் வஸ்திரங்களை தரார் அது அதனுடைய அதனுடைய விளக்கம் நிறைய இருக்குது அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கு நமக்கு சாட்சி வேணும் அந்த சாட்சியை நம்ம காத்துக்கொள்ளணும் நம்ம மேலே ஒரு கிரீடத்தை வைக்கிறாரு அது அதிகாரத்தை காட்டுது அது அநேக ஆவிக்குரிய பொருள் இருக்குது அது இப்போ நமக்கு வேண்டாம் அந்த அதிகாரத்திற்கு நம்ம பாத்திருவாங்களே எப்போ நிற்கணும் அது மாத்திரமல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு ஒரு வேத வாழ்க்கை ஒரு தியான வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கை ஒரு துதி வாழ்க்கை ஆராதனை வாழ்க்கை இன்றைக்கி நிறைய நேரம் பாஸ்டர்ஸ் பைபிள் படிக்கிறாங்க எதுக்கு தெரியுமா பிரசங்கம் பண்ணுறதுக்கு பைபிளை திறந்தாவே என்ன அர்த்தங்க இன்னைக்கு எங்கேயோ மாப்பிள்ள பிரசங்கம் பண்ணுன்னு அர்த்தம் நிறைய பாஸ்டர்ஸ் பைபிள் திறந்தாவே என்னங்க அதுக்கு அர்த்தம் இன்றைக்கி ஏதோ ஒரு கூட்டம் நடத்தணும் எங்கேயோ அவர் நாலு பேருக்கு நாற்பது பேத்துக்கு நாலாயிரம் பேத்துக்கோ பேச போகிறான்னு அர்த்தம் மற்ற நேரம் பைபிள் திறந்தாவே பிரசங்கம் பண்ணுற நேரத்துக்கு தான் திறப்பார் அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டார் நீங்கள் திறந்துட்டு பிரசங்கம் பண்ணுங்கள் மூடிட்டு பிரசங்கம் பண்ணுங்கள் நான் பைபிளை சொல்லிட்டு இருக்கிறேன் அது நோக்கமல்ல அது நோக்கம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதத்துக்கு நமக்கு ஒரு உறவு ஜபத்தில் ஒரு தொடர்பு ஆவியின் நிறைவில் ஒரு அக்னி தேவனுக்கு நமக்கு இருக்கிற உடன்படிக்கையில் ஒரு கரைபடாத ஒரு சாட்சி ஒரு உத்தமமான வாழ்க்கை எல்லாவற்றையும் தாண்டி எதுவுமே என்னை டிஸ்டர்ப் பண்ணல தேவன் சொல்கிறத செய்கிறதுக்கு எதுவுமே என்னை தடுக்கிறது இல்லை எதுவும் என்னை வீழ்த்துறது இல்லை எதுவும் என்னை பலவீனப்படுத்தலைங்கிற அந்த நிலமை ஆயத்தம்ங்கிற அந்த நிலமை இதெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் நானும் நீங்களும் தேவனுக்கு முன்னால் நிற்கிறவர்களாய் காணப்படுகிறோம் உங்களை ராஜாக்களாகவும் உங்களை ஆசாரியர்களாகவும் உங்கள் பகுதியில் கத்தர் உங்களை ஏற்படுத்தின இடத்துல பயன்படுத்திக்கிட்டு வெற்றிகரமான ஊழியத்தை செய்து முடித்த பட்டியலில் உங்கள் பேரையும் எலியாவுக்கு கொடுத்த மாதிரி எலிசாவுக்கு கொடுத்த மாதிரி சேர்த்து கொண்டு உங்களுக்கும் அந்த கணத்தை மகிமையை தந்து கத்தர் முடிசூட்டுவார் என்பதிலே சந்தேகம்